எங்க ஹாஸ்பிடல் எங்க எங்க இருக்கா ஓகே கஸ்டம் ஸ்கின் சூப்பரா இருக்கு ஓகே என்ன என்ன பார்க்க போறோம் ஹாஸ்பிடல் சொல்லு அயன் காலம் எல்லா டைப்ஸ் ஆஃப் வாவ் சூப்பரா இருக்கு போதா ஓகே ஏன் சண்டை பண்ணுமா ஓகே பின்னாடி நெதர் ரைட் ஆர்மர் இருக்கு பெஸ்ட் ஆர்மர் இந்த கேம் இங்க ஆமா சீஸ் ஃபுட்டா ஓகே லீவ்ஸ் காலம் ஓகே ஏய் இல்ல இல்ல உன்னோட கலர் இருக்கு பாரு அது மட்டும் நீ எடு ஓகே வைக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஆஸ்பர் மேட்ரிஸ் ஐட்டம் எப்படி இருக்க போகுது த்ரீ டூ ஒன் வெய் வாவ் வாவ் ஏதோ எஃபெக்ட்லாம் அது நானும் செஞ்சுதான் நினைக்கிறேன் ஏன் அயன் காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு எவ்வளவு டேமேஜ் பண்ணது பார்ப்போம் ஒரு டேமேஜ் கூட பண்ணல என்ன நெதரே டேமேஜ் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே பட் ஒன் ஹிட்டா இது ஒன் ஹிட் டெட் ஓகே நம்ம நெக்ஸ்ட் காலம் போலாம் அப்போ போன் காலமா ஓகே போன் பிளாக் போன் பிளாக்ல ஆமா ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கெலிட்டனும் போன்ல என்ன போன் மாதிரி தானே இருக்கு ஆ சொன்னேன்டா நானு ஏ உன் காலம் சஃபகேட் ஆயிட்டு இருக்கு அல்ல கமான் காலம் கமான் ஏய் ஏய் உள்ள போகுது திருப்பி ஓகே இது எவ்வளவு டேமேஜ் கொடுக்குது ஓகே ஆமா ஹாஃப் ஹார்ட் கொஞ்சம் நல்ல டேமேஜ் கொடுக்குது வேணாம் ஐயோ நல்ல டேமேஜ் கொடுக்குது அப்பாடா நல்ல டேமேஜ் கொடுக்குது அது ஸ்ட்ராங்கான காலம் நினைக்கிறேன் ஆனா அயன் காலம் அளவு கொடுக்கல நெக்ஸ்ட் உள் காலம் ஐயா ப்ளூ கலர்ல இருக்கு ஓகே நீ எடுத்துட்டு ரெட் எடுத்துட்டு வா இது எப்படி இருக்க போகுது தள்ளி கமா நடாடியம் கிரேசி ஸ்லேயர் ஏன்கால் யூனிஃபார்ம் போட்டுருக்கு okay okay next column block of hole a head ஹெட்ரா ரெட் ஆட்டியம் ஹெட் எடுக்காம போற ஹெட் சாரி யா இது ஆமா ஏய் சுமாரா ஓகே அது மாதிரிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போலாம் கோல்டு காலம் வைக்க போறேன் நான் டேமேஜ் கொடுக்குது ஒன் ஹிட்னே இவன் எவ்வளவு ஹிட் பண்றான் ஏய் வாவ் கோல் ஆஸ்பிரே காலம் நினைக்கிறேன் ஆஸ்பிரே காலம் ஆமா அந்த ஆனா வைன்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் அப்படியா நல்லா பெஸ்ட் இந்த இது போட்டுக்கான் ஆர்மர் போட்டுக்கான் ஏ ஆமா ஆனா ரொம்ப டேமேஜ் கொடுக்குது நிறைய ஹெல்த் இருக்கு இதுக்கு ஆனா நைன் கோல் ட்ராப் பண்ணுறது அது இங்க வா வா இங்க வா இங்க வா இங்க வா one little boost to the surface later லைப்ரரியா லைப்ரரியா ஆமா லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் கரெக்டா தப்பா பிளேஸ் பண்ணிட்டேன் நான் என் காலமை ஏய் எங்க பாரு கூலிங் கிளாஸ் போட்டுருக்கு என் காலமை கூல் அப்படின்னு இருக்கு கோலம் நடுவுல வருதுடா நான் ஏய் தப்பா பிளேஸ் பண்ணிட்டேன் தப்பா பிளேஸ் பண்ணிட்டேன் இந்த கோலம் வடிக்க மாட்டேங்கறானே டேய் நான் புக் ஆமா ஆமா என்னது நான் புக் புக் ஷெல்ஃப் தப்பா பிளேஸ் பண்ணி ஓகே பரவாயில்லை பரவாயில்லை அவ ரிமூவ் பண்ணிடுறேன் ஏய் என் கால் இன்விசிபிள் ஆகுறா பாரு பாரு என் கால் ஓகே ஆ தெரியல off add off add off add off add நல்ல வேலை கொண்டான் இல்லை நெத்திலே டாமை போட்டு கூட சுற்றிருப்பான் நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் கிராஃப்டிங் டேபிள் காலமா இது எனக்கு தேவைப்படாது ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க திங்ஸ்லாம் ட்ரா பண்ணிடலாம் ஓகே கிராஃப்டிங் டேபிள் காலமில் என்ன கிராஃப்ட் பண்ண முடியுமா கிராஃப்ட் பண்ண முடியுமா என்ன ஐயோ ஷிஃப்ட் பண்ணி தான் பண்ணணும் வெயிட் பண்ணுடா ஏ டேய் வெயிட் பண்ணுடா என் காலம் ரெடியா எப்படி அது பண்றது ஓகே தென் ஏன் காலம் ஆமாடா கிராஃப்ட் பண்ண முடியுதுடா இந்த காலம்ல ஆமா ஏய் ஆமாடா கிராஃப்ட் இது பண்ண கிராஃப்ட் பண்ண கிராஃப்ட் பண்ணிட்டேன் கோலம் கிராஃப்ட் எப்படி மேல பிளேஸ் பண்றது ஆ ஷிஃப்ட் பண்ணி ஜம்ப் பண்ணு ஷிஃப்ட் ஜம்ப் பண்ணு shift jump oh wow hey எவ்வளவு டேமேஜ் கொடுக்குது இது கிராஃப்டிங் கோலம் கிராஃப்டிங் டா சம சம சம ஏ டேமேஜ் கொடுக்க 12 கோலமா எல்லாத்தையும் ஓகே <laughs> நான் எனக்கு எடுத்துக்கிறேன் ஓகே காலம் தள்ளி கொஞ்சம் தள்ளி தள்ளி ப்ளேஸ் அவன் சேஃப்டியை பார்க்குறான் ஓகே நான் சாப்பிட போறேன் அடிக்கலாமா அப்படியா இல்லையே ஏய் ஆமாடா எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் பாடா வாவ் டீ அடிச்சிடாதீங்க அப்பா இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷனடா உங்க ஆண்கால தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்கடா ஒரு ஹிட் அடிச்சிட்டு ஏய் ஓடி ஓடி ஓடி சூப்பரா ஓகே அந்த காலம் எங்கேயோ போகுது ஓகே மறந்துடலாங்க பாய் பாய் அடுத்ததா டைமண்ட் காலம் இதான் என் காலம் நினைக்கிறேன் ஆமா ரெட் அந்த ரெட் ஸ்டோன் ஓகே நம்ம அதை அப்புறம் காலம் டைமண்ட் காலம் சூப்பராக இருக்கும் ஏய் இது வந்து எனக்கு ஒரு ஃபீலிங்காக இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒன்னே ஒன்று மட்டும் ஸ்பான் பண்ணுங்க போதும் அப்போ நம்ம நிறைய கொள்ள வேண்டியதாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்குது இதுவும் வைன்ஸ் இருக்கு இதுக்கு பார்க்கவே செமையா இருக்கா ஏய் டேமேஜ் பண்ணுது இது 1 ஹார்ட் டேமேஜ் 1 நானு தப்பா பிளஸ் பண்ணியா டூ அடி அடி அடி நானு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது கமான் கமான் கமான் ஐயோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுடா மச் மச் மச் later ஏய் நான் கண்டுட்டேன் 17 டேமேஜ் கச்சிருக்கேன் எனக்கு ஏய் டைமண்ட்ஸ் டைமண்ட்ஸ் என்ன மொத்தமா போயிடுச்சு நெக்ஸ்ட் என்னது லாவா காலமா ஓ மேக்மா காலமா ஆமால நல்ல வேலை ரெண்டே எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு குறையதுக்கு மூணு இருந்துச்சுன்னா ஏ மேக்மா காலம் ஹாய் காலம் ஆஸ்து வேற டிஎன்டி காலம் போறாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு ஏய் ஸ்டீவ்லோ ஐயோ டேய் இதுக்கு ஃபயர் ஆஸ்பெக்ட் இருக்குடா வியாபாரி இது அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டேன் நானு ஆ வரேன் வரேன் வரேன் டேய் இந்த குட்டி ஒரே ஏய் ஆமாடா என்ன கொல்ல ஓகே காலம் வந்துச்சு இது என்ன பவர்னு பார்க்கலாம் தெரியலையா என்ன பண்ணுது ரெஸ்டோன் ஆக்டிவேட் பண்ணுமா இது டிஎன்டி மேல நடந்தா டிஎன்டி வெடிச்சுமா ரெட்ஸ்டோன் பிளாக் மாதிரி க்ளோ ஆகுது அண்ணா யாரோ என்னோட ஆக்டிவேட் பண்ணுது ரெட்ஸ்டோன் ஆக்டிவேட் பண்ணுது பாரு அது மேல நடந்த உடனே ஆக்டிவேட் ஆகுது ஏய் இவன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது இப்படி பறக்குது ரெண்டே ஹிட் 2 ஹிட் ஓகே நான் நெக்ஸ்ட் இது பார்க்க போறேன் நெக்ஸ்ட் என்ன ஓகே <laughs> நான் பண்ணிட்டேன் வா பாரு மாதிரி இருக்கு ஓகே மேல பாரு போச்சு அங்க பாரு யா யா என் காலம் டெலிபோர்ட் ஆகுது ஏய் எங்கடா போச்சு எங்க போச்சு நினைக்கிறேன் எங்க அதுவே செத்துச்சு ஓகே அடுத்து என்னது க்ளோஸ்டோன் ஐ ஓகே ஏய் யார் எடுத்தது Uh, க்ளோஸ்டோன் இரு ஒரு எவ்வளவு ஹிட் எடுத்துன்னு பாப்போம் 1 ஹிட் 1 ஹிட் 1 ஹிட் 1 ஹிட் இல்ல 2 ஹிட் ஓகே 2 ஹிட் நான் uh, ரொம்ப கஷ்டமா இருக்கு My aneurysm is ஏய் சாகுதா ஏன் கேக்டஸ் பக்கத்துல இருக்கா அதுக்கா ஏ ஆமாண்டா டேய் ஸ்பான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஏய் விடு ஓகே நெக்ஸ்ட் காலம் நெக்ஸ்ட் காலம் என்னது நெக்ஸ்ட் இல்ல லாஸ்ட் காலம் வாங்கடா So much later that the old narrator got tired of waiting and they had to hire a new one. Okay, last Bedra Golem, the strongest Golem நினைக்கிறேன். தொட கூட முடியாதுடா யாராலையும் பெட்ரா கோலம் அப்படியா ஏய் என்ன மைட்ரா ஏய் இது காலி பண்ணலாம் நான் இன்டர்மீடியட் ஆமா என்ன ஸ்பான் பண்ண முடியல ஓ நமக்கு சர்வைவல் பெட்ரா கிடைக்காதுல அதான் நினைக்கிறேன் ஏய் ஓகே நம்ம ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா பாப்போம் ஏய் ஏய் இத கொல்ல முடியலடா பாரு ஸ்பானா பெட்ரா கோலைன் சாவுடா ஏய் ஏனா ப்ளேஸ் பண்ண முடியல கிரியேட்டிவ்ல பண்ண முடியல அந்த பண்ணு ஆமா கிரியேட்டிவ்ல மட்டும் தான் நினைக்கிறேன் இதோட ஸ்பானுக ஆப்ரே பண்ணு ஓகே கிரியேட்டிவ் மாதிரி இல்ல என்னடா சாக மாட்டேங்குது ஏய் ஏதோ பேசுதுடா இதானா அப்பாடி ஓகே நாங்க இந்த பாய் இங்க இருக்க எனக்கு பிடிக்கல பாய்